ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் வரணுமா நீங்க கேண்டில்ங்க கேண்டில்ங்க 7.5 பைசன் போட மாட்டா என் ஃப்ரெண்டு குமாரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக தான் அவனை இந்த அடர்ந்த மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க birthday to you birthday to you ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் இருக்கணுன்றதுக்காக தாங்க நாங்கள் இவனோட பர்த்டே பிளானை ஒரு மலைப்பகுதிக்குள்ளே வச்சுருக்கிறோம் இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் நாங்கள் இன்றைக்கி கேக் கட்டிங்கோடு முடிச்சுக்க போகிறது இல்லைங்க அடுத்து என்ன நடக்க போகிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்ய போறோன்றத வீடியோ அறகுறையா பார்த்துட்டு நாங்கள் இன்றைக்கி எப்படி இந்த கேஎஃப்சி சிக்கன் செஞ்சிருக்கோன்றது நீங்களே பாருங்கள் எப்படியாவது எடுத்துரு எடுத்துட்டாடா கேஎஃப்சி சிக்கன் செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகும் போல் எடுத்துருவோம் போலாம் இதை எடுத்து இதில் கொஞ்சம் வச்சுக்குவோம் அப்புறம் இதை எடுத்து இதை எடுத்து இங்கே கொஞ்சம் வச்சுக்குவோம் ஐயோ இது நிறைய புட்டா என்ன பண்ணிட்டோம் இதையும் கொஞ்சம் வச்சுக்குவோம் அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் வச்சுக்குவோம் மறுபடியும் இதுலேயும் கொஞ்சம் வச்சுக்குவோம் இவ்வளோ போடுறேன் ஆகுமா வரான்னு இல்லையே சரி இப்போது தண்ணி மிக்சிங்லாம் வேணாம் கரம் மசாலாவா இந்த மசாலா கிடைக்கும் அந்த மசாலா போக வேண்டியதான் என்ன இப்போ ஐயோ கரம் மசாலா பற்றி எப்படி எப்படி மலைச்சாரல் மாதிரி தூவிடுறேன் அடுத்தது அடுத்தது அஞ்சு தூள் அளவாக போட்டுக்கலாம் என்ன அளவுன்னு தெரியல நான் படு கொட்டுறேன் வந்து வாங்கி சரியாக பண்ண வேண்டியதானே எலுமிச்சை பழத்தை பொழிஞ்சு விட்டுக்கலாம் இன்னும் டைம் போச்சுடா அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ சிக்கனை எடுத்து போடுறா நீ போடு ஏன் அதை இப்படியே எடுத்து டேய் அதான்டா அளவு ஒன்று போடு ஒன்று போடு ஒன்று போடு அதே மாதிரி எல்லாத்தையும் சீக்கிரம் போடுங்கடா ஒரே இதில் எடுங்கடா சாகல நம்ம சின்ன வச்சு சின்ன வச்சு என்னமோ தடவிட்டு இருக்கிறா இப்போ போடுறா உள்ள இந்த இலியான இடுப்பா தடவை போதும் அடிக்கிட்டியாடா நே அடுத்தது இது இப்போ இப்போ எப்படி இதுன்னு பார்க்கலாம் என்ன என்ன ஒட்டுக்கா எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் இதையும் ஊற்றி விட்டுறலாமா ஒன்றா பிடிச்சி விட்டுறோம் வேணாம் வேணாம் ஏய் இதையும் ஊற்றி விட்டுறலாம் நான் செருப்படுத்து வேணாம் டே போலடா திருது போல திருந்தாதீங்களா கொஞ்சமாவது லாஜிக்காக நண்பர்கள் கூட இருக்கும்போது மட்டும் மாதிரி நடிக்காதீங்களா ஏன்னா ரமேஷ் தவிடு தின்னுட்டான்ப்பலாப்பா எந்த ரமேஷ் ஒருத்தருக்கு தோஸ்து ஐயோ நீ தயவு செஞ்சு பேச சாப்பிட முடிகிற வரைக்கும் பாருங்க மச்சி சாப்பிடு ஆ ஆ சாப்பிடு மச்சி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு எங்க பாரு மேலும் கான்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் இருக்குது கரிய உப்பு தாண்டா இருக்குது எனக்கு எனக்கும் உப்பு தான் இந்த மாதிரி ஆட்டிட்டு ஒன்றும் கிடைக்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு பெட்டரான வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க